பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி என்னுடைய பாசத்திற்குரிய தாயார் இறந்த முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலியை செலுத்த இருக்கிறோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த நினைவை கொண்டாடுகின்ற வகையிலே அதை முன்பாகவே பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு திருப்பலை ஆற்றி அந்த தாய்க்கு ஆண்மையலை பாட்டு திருப்பலை நிறைவேற்றி ஜிபிக்க இருக்கிறோம் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஜிபிக்கும்படியாகவும் இயன்றவர்கள் வந்து திருப்பலையில் பங்கு கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கடவுளி உலகத்தை அன்பு செய்கிறார் பெற்றோர்கள் வழியாக எல்லாருக்கும் பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் அப்படி இழப்பு என்பது மிகவும் துயரமான ஆறுதலை கொடுக்க முடியாத ஒரு இழப்பு தான் எல்லாருக்குமே அந்த வகையில் எனக்கும் தான் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் தான் ஆகவே அந்த நிகழ்விலே நான் நினைவு கூறுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் பெற்றோர் வழியாக நம்மை அன்பு செய்கிறார் அவருடைய முகத்தை நம்ம காண்பிக்கிறார் என்னுடைய தாயாரும் அப்படித்தான் எங்களை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எண்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வழிநடத்தி இருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஆன்மா இழைப்பாறுதல் அடைய வேண்டும் அவர் மறைந்திருந்தாலும் நினைவு எங்களை எப்போதும் ஆட்கொண்டே இருக்கிறது மறக்க முடியவில்லை ஆகவே அந்த நினைவில் எங்களோடு சேர்ந்து ஜபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன்